hello friends welcome to fine day channel நான் இன்னைக்கு குக்கீஸ் பண்ணுறதுக்காக ராகி மாவு கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி நான் செய்ய போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அரை கப் ராகி மாவு கால் கப் கோதுமை மாவு எடுத்து சளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயே பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஒரு அரை டம்ளர் பட்டர் வந்து உருக்கி தாங்க எடுத்திருக்கேன் இதுவும் ஒரு அரை டம்ளர் பட்டரும் நாட்டு சக்கரையும் ஒரே அளவு எடுத்துக்கிட்டேன் இல்லை ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு பிஞ்சுக்கு வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிட்டேன் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ணாதாங்க குக்கீஸ் நல்லாயிருக்கு இந்த மாவெல்லாம் சேர்ந்து ஒரு டம்ளர் வந்திருக்குங்க இப்போ நான் இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெய் எடுத்துக்கிட்டேங்க நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் இது கூடயே சக்கரை வந்து நல்லா பட்டர் கூட கரையணுங்க அந்தளவுக்கு நான் வந்து கலந்துக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆகிடுச்சு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வந்திருக்கு இப்போ நான் இந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு மாவை கலந்துக்கலாம் மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்படி அதை போட்டுக்கலாம் இந்த ஒரு ஸ்பூன் கடலை மாவு கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு கூட எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு சிட்டிக்கு பேக்கிங் பவுடர் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து உப்பு சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன் லைட்டாக உப்பு இப்போ நம்ம இதெல்லாம் பிசைய ஆரம்பிச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது இது நான் வந்து இப்போ ஒரே மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறேன் இந்த ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்பூனில் வச்சு வச்சு நான் ஒரே அளவாக எடுத்து நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன் இந்த உருட்டி வச்சுருக்க குக்கீஸ்லாம் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன் இல்லைங்களா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்மூதாக இருக்கணுங்கிறதுனால இப்படி பண்ணிக்கிறேன் இப்படி பண்ணும்போது ஒரே மாதிரி குக்கீஸ் நல்லாயிருக்கும் இந்த உருண்டைகளை ரெடி பண்ணி வச்சுருக்க பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த குக்கீஸ்க்கு மேலே வெள்ளை எள்ளு தூவி விட்டுக்கிறேங்க இப்போது இந்த ட்ரேவை வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்க அவனில் டென் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போது பத்து நிமிஷம் கழித்து அவன்லேருந்து ட்ரே எடுத்து வெளியில் வச்சுட்டாங்க கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா குக்கீஸ் தான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லா பேக் ஆகிருந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க எனக்கு டென் மினிட்ஸ் கரெக்டாக இருந்துச்சு உங்கள் அவனுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க friends okay friends thank you bye